வணக்கம் எஸ் வி மேட் ஒரு நாள் ஒரு ராஜா இருந்தாரு அவனோட குமாரன் இருக்காங்கல்ல அந்த பையன் வந்து ஒரு தேர் ஓடிக்கிட்டு போனான் அப்படிமே அங்கே ஒரு கண்ணு குச்சியும் பசுமாடும் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறமேல் அந்த தேரோட சக்கரத்தில் அந்த கண்ணூச்சி பட்டு எழுந்து போயிடுச்சு உடனே அந்த பசுமாடு அந்த அடமணிக்கு ஓடி போய் இந்த கண்ணிய பூச்சி டங் அப்புறமே ராஜா என்னன்னு விசாரிச்சாரு என்ன பசுமானு உனக்கு என்ன ஆச்சு யாரோ என்னோட குத்திய வந்து கொண்டுட்டாங்க ஒச்சிச்சோ யார் அது இல்லை இல்லை ராஜா அது யாரும் இல்லை உங்கள் பையன்தான் அவனை கூட்டிட்டு வா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படியே படுக்க வச்சு அவனே அந்த தேரோட சக்கரத்துல வித்து கொண்டு தங்கலாம் உடனே சிவபெருமான் வந்து இனிமே நீ நல்லா செஞ்ச அதனால உன்னை எப்பவும் ஏதானும் மனை நேடி சோழனும் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அப்படியே அந்த பையனையும் அந்த கண்ணுக்குட்டி பசமாடையும் சரியாக்கி இந்த கடையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா குற்றம் குத்தமே நன்றி